வணக்க மகளே இது மாதிரி சேர் எடுத்து உடம்பு போல பூசிக்கிறதும் எங்கள் ஊரோட திருவிழாவில் ஒரு பகுதி தாங்க சேலம் பகுதியை சேர்ந்த இந்த கிராமத்தோட பேர் தாங்க பெரிய புத்தூர் இந்த பெரிய புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ புற்றில் பிறந்த மாரியம்மனுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சதும் இந்த சேர் பூசும் திருவிழாவை நடக்குங்க இந்த சேர்த்து முடி திருவிழாவில் அண்ணன் தம்பி மாமா மச்சம் மங்காளின்னு எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து கலந்துக்குவோங்க

இல்ல இல்ல அவர் போடுவார் சஞ்சய் படம் கேட்குது இதுதாங்க என்னோட கேங் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சிம்பிளி ரியாக்ஷன் தாங்க வீடியோ பாருங்க மாதிரி வித்தியாசமான வேண்டுதல்களோ வித்தியாசமான திருவிழாவோ உங்கள் ஊரில் நடந்திருந்தா எந்த ஊர் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க எங்கள் ஊரோட திருவிழா பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க